இன்னைக்கு நம்ம வந்து போதினியோட சிக்ஸ்த் லெசன் படிக்க போறோம் விற்த்திகாராகா விற்த்திகாராகா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வே- அஹ் ஏதோ ஒரு தொழில்ல ஈடுபடுறவா ஒர்க்கர்ஸ்னு அர்த்தம் ஓகேவா படிங்க ஷைலினி மேடம் अन् अधिकसङ्ख्याका जनाः ग्रामेषु निवसन्ति சங்கியாக்காக ஜனாக பாரதே பாரதேனா நம்ம நாட்டுல இந்தியால அதிக சங்கியாக்காக ஜனாக கிராமேஷு நிவசந்தி more number of people live in villages நம்ம நாட்டுல வந்து நிறைய ஜனங்கள் கிராமத்தில் வசிக்கிறார்கள் நிவசந்தி அப்படின்னா தேர் ரிசைடிங் அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் न चेत् दि- ए, द्वित्राणां अ, त्रिचतुराणां वा ग्रामाणां तत्र निवसतां बहूनां कुटुम्बानां नित्यजीवनोपायोगाय केचित् वृत्तिकाराः तत्तत् कर्माणि कुर्वन्ति सेण्टेन्स् कर्माणि कुर्वन्ति स्वजीविकां च प्राप्नुवन्ति प्रतिग्रामं प्राप्नुवन्ति ஆ, பிரதி கிராமம் ந சேத் द्वित्राणां त्रिचतुराणां வா கிராமாணாம் பிரதி கிராமம்னா எவ்ரி கிராமம் ம். எவ்ரி கிராமம் இல்லாட்டியும் ஒவ்வொரு க- பிரதி கிராமம் இல்லாட்டியும் த்வித்ராணாம் அப்படின்னா ரெண்டு இல்லனா மூணு அதே மாதிரி த்ரிசதுராணாம் இல்லனா மூணு இல்லனா நாலு இந்த கிராமங்களினுடைய தத்ர நிவசதாம் பகூனாம் குடும்பானாம் சி if not in all villages, at least two to three villages or three to four villages in uh, அங்க இருக்கிற தத்திர நிவசதாம் பகுனாம் குடும்பானாம் அங்கு வசித்து கொண்டிருக்கின்ற பகுனாம்னா நிறைய குடும்பானாம் இந்த குடும்பானாம்க்கு அப்ஜெக்டிவ் வந்து நிவசதாம் பகுனாம் ரெண்டுமே சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு சரியா நிவசதாம் பகுனாம் குடும்பானாம் அங்கு வசித்து கொண்டிருக்கின்ற நிறைய குடும்பங்களினுடைய நித்திய ஜீவன உபயோகாய நித்தியம்னா டெய்லி ஜீவனம்னா லைஃப் உபயோகனா உபயோகா அப்படின்னா யூஸ் யூஸ்ஃபுல் சோ நித்திய ஜீவன உபயோகாய அப்படின்னா for the day to day necessity அதுக்கோசரம் கேச்சித் விற்பிக்காராக சில வேலையாளிகள் சில ஒர்க்கர்ஸ் தத்தத் கர்மாணி குருமந்தி they do the their particular certain jobs and ஸ்வஜீவிகாம்ச பிராப்தி அண்ட் அவளுக்கு வந்து தன்னுடைய லைஃபையும் அவள் நடத்திட்டு போறா அவளுடைய ஜீவனத்தையும் அதுல தே ஆல்சோ அவளுடைய ஜீவனமும் அவளுக்கு அதுல இருந்து கிடைக்கிறது அப்படின்னா தே ஆல்சோ ஏர்ன் ஃப்ரம் தட்னு அர்த்தம் புரியுதா சோ பிரதி கிராமம் நச்சேது இஃப் நாட் எவ்ரி வில்லேஜ் த்வத்ராணாம் த்ரீ சதுராணாம் வா கிராமானாம் டூ இல்லனா த்ரீ த்ரீ சதுராணாம்னா த்ரீ இல்லனா ஃபோர் அந்த மாதிரி கிராமங்களினுடைய தத்ர நிவசதாம் பகுனாம் குடும்பானாம் தத்ரனா தேர் அங்கு நிவசதாம் வசித்துக் கொண்டிருக்கின்ற நிறைய குடும்பங்களினுடைய நித்திய ஜீவன உபயோகாய for their day to day life for their day to day survival necessity அதுக்கோசரம் கேச்சித் விற்பிக்காராக தத்தத் தத் கர்மாணி குர்வந்தி some people some workers do their work ஸ்வஜீவிகாம் ச பிராப்னுவந்தி தன்னுடைய லைஃபையும் அவ வந்து நடத்திண்டு போறா சரியா அவளோட ஜீவிகாம் அப்படிங்கிறது they also survive from the money they get அவளுடைய சர்வைவலும் அதுல ஆயிடுறது பிராப்னவந்தி அப்படிங்கிறது தே ஆல்சோ கெட் தேர் சர்வைவல்னு அர்த்தம் இல்ல பிராப்னவந்தி இன் ஜென்ரல் இஸ் டு கெட்னு அர்த்தம் ஆப்பு பிராங்கிறது உபசர்க்கம் அங்க ஆப்னோதி ஆப்னுதக ஆப்னுவந்தின்னு வரும் பிராங்கிறது உப உபசர்க்கம் வந்துருச்சுன்னா டு கெட்னு அர்த்தம் சரியா அதான் நெக்ஸ்ட் கிளியரா இருக்கா குலாக ரஜக நாபிதக லோகக்காராக रजकः नापितः अ, लोहकारः तक्षकः स्वर्णकाराः तन्तुवाय तन्तुवाय इत्यादय एवं वृत्तिकारा इत्युच्यन्ते இதி உச்சந்தே இதி பிளஸ் உச்சந்தே இத்தியுச்சந்தேன்னு வரும் ஸ்பந்தி அங்க சரியா குலாலக குலாலகன பாட்டர்னு அர்த்தம் பாட்டர் ஆஹ் குயவன் அதுக்கப்புறம் ரஜகஹ அப்படின்னா உங்களுக்கு வந்து வாஷர்மேன் துணி துவைக்கிறவன் நாபிதக அப்படின்னா பார்பர் லோககாரனா பிளாக் பிளாக் ஸ்மித் தக்ஷகனா கார்பெண்டர் ஸ்வர்ணகாரகனா கோல்டு ஸ்மித் தந்துவாயகனா வீவர் இத்தியாதய எக்ஸெட்ரா ஏவ these people are called as workers இவ வந்து என்ன பண்றா அவ வந்து ஒரு ஊர்ல இருக்கிறதுனால the the place is also benefitted கிராமம்னு எடுத்துட்டேன்னா the villagers are also benefitted by them at the same time they also earn their living by doing their work புரியுறதா தத்து தத்து கர்மாணி ஓ காரியாணின்னு இருக்கா டெக்ஸ்ட்ல கர்மாணின்னு மாத்திக்கோங்க தத்து தத்து கர்மாணி தத்து தத் கர்மாணி உர்த்தய இது தத் கர்மசு வர்த்தந்த वर्तन्ते एते इति च व्यवह्रियन्ते सो तत्तत् कर्माणि वृत्तयः इति கர்மாணி கர்மான ஆக்ஷன் அர்த்தம் ஒர்க்குன்னு அர்த்தம் தத்தத் கர்மாணி அந்தந்த காரியங்களை விற்த்தையாக அதுதான் விற்பி அவளுடைய ஒர்க்கு அப்படின்னும் தத்தத் கர்மசு வர்த்தந்தே இது தே விற்த்திகாராக and people who are involved in those work are called as workers vrittikaraha iti cha vyavahriyante vyavahriyante na vyavahare bavanti, vyavahare kurvante kurvanti so vyavaharathula inda vaadi vyavaharam appadina day to day life la they are called as potter um, barber uh, blacksmith goldsmith carpenter because of the work they do they got these names because of due to their work they do we don't call a plumber as carpenter இல்லையா பிளம்பிங் பண்றவன் பிளம்பர் உட்டு தொழில் பண்றவன் கார்பெண்டர் சோ அதனால தத்தத் கர்மாணி விற்த்தையா அந்தந்த காரியங்களை விற்பி என்றும் தத்தத் கர்மசு வர்த்தந்தே அந்தந்த காரியங்களில் வர்த்தந்தேனா இருக்கான்னு அர்த்தம் ஈடுபட்டு இருக்கா those are involve in such work are called as விற்த்திகாராக உழைப்பாளிகள் அந்த மாதிரி இதுஜ விவகியத்தை சொல்லப்படுகின்றன சரியா அப்புறம் ग्रामीणां वृत्तयः कृषिः पशुपालनम् इत्यादिवत् अन्य क- अन्य अपि सन्ति ஆஹ் சோ கிராமீணா விற்த்தையா சோ கிராமீணா விற்த்தையா அப்படின்னா வில்லேஜர்ஸ்னுடைய ஒர்க் என்ன முதல்ல வந்து பிரைமரி வந்து கிருஷி கிருஷினா அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஜாப் அதுக்கப்புறம் பசுபாலனம் அப்படின்னா ஃபார்ம் வச்சுக்கிறது ஃபார்மிங் அனிமல் ஃபார்ம்ஸ் சோ பசுபாலனம் பசுனா அனிமல் பாலனம்னா ப்ரொடெக்டிங் அனிமல்ஸ் காப்பாத்துறது ஸோ இட்ஸ் கால்ட் ஃபார்மிங் வந்து வெறும் கிராமத்துல இருக்கிறவா வெறும்னா வந்து அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அதாவது ஃபார்மர்ஸ் அண்ட் வந்து ஃபார்ம்ல ஃபார்ம பாத்துக்கிறவா இவா மாத்திரம் தானா ஃபார்மர்ஸ் மாத்திரம் தான் இருக்காளா அக்ரிகல்ச்சர் பண்றவா அதுக்கப்புறம் வந்து அனிமலை வந்து வச்சுண்டு கோழி பண்ண பால் பண்ண மாட்டு பண்ண எல்லாம் வச்சுட்டு இருக்காளோ அவ மாத்திரம் தானா அது போல வந்து லைக் தட் அந்யாபி சந்தி மத்த தொழில் பண்றவாளும் கிராமத்துல இருக்கா there are many people who do different work in a village புரியுறதா கிளியரா இருக்கா यथा कृषिकर् कृषिकर्म पशुसंरक्षण कुर्वन्ति तथा अन्ये अपि स्व- स्वस्य स्वस्व कर्माणि कुर्वन्ति கர்ஷகாக அப்படின்னாலே ஃபார்மர்ஸ் எப்படி வந்து கர்ஷகாக ஃபார்மர்ஸ் வந்து யதா கிருஷி கர்ம Pashurakshanam Kurvanti. How the farmers do agriculture and also do farming. Farming. Pashura, Pashu Samrakshanam na protecting the animals. How do they protect? The Mari farm vechundu. So Karshakaha, the farmers, Yata Krishikkarma Pashurakshanam Kurvanti. Like how they do agriculture and farming. Tatha, in the same way, Anye api, others too, ஸ்வஸ்வ கர்மாணி குர்வந்தி they also do their own work சரியா வேற யாரா படிக்கும் சசிகலா மேடம் படிக்கும் ராதலட்சுமி படிங்க குலாலக கடானு சராவான் அல்பானி அல்பானி ச பகூனி மிருத்பாண்டானி ஆஹ் ருக்பாண்டானி பகுனி பகுவிதானி கரோதி குலாலக குலாலகனா பாட்டர் குயவன் குலாலக ஒரு பாட்டரானவன் கட்டானு ஷராவானு கட்டானம் கட்டம்னா பாட்டு பாட்ஸையும் பானைகளையும் ஷராவானுனா பிளேட்ஸ் பானை இதுல மண் மண் தட்டு அவைகளையும் ஷரா ஷராவம்னா உங்களுக்கு வந்து அந்த அதிக அதுக்கும் நீங்க வந்து நீண்டு இருக்கிற பாட்டு மாதிரி சொல்லிக்கலாம் அவைகளையும் அல்பானி அனல்பானி அல்பம்னா ஸ்மால் அனல்பம்னா பெரிய அல்பம்னா கொஞ்சம்னு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல வந்து ஸ்மால் பிக்னு வச்சுக்கோங்க அல்பானி அனல்பானி in small sizes and big size also some மிருத் பாண்டானி மண்ணினால ஆக்கப்பட்ட ஒரு பாண்டம்னா பாத்திரம் பாத்திரங்களையும் பகுனி பகுவிதானி கரோதி நிறையவும் பல வெரைட்டி அந்த பான் அந்த பானையிலே பல விதமான டிசைனு சைஸு ஒண்ணுத்துக்கு வந்து அந்த நெக்கு பெருசா இருக்கும் உனத்துக்கு வந்து பாடி பெருசா இருக்கும் அந்த மாதிரி பண்றாளோனும் சோ அந்த மாதிரி குலாலக ஒரு பாட்டரானவன் கட்டானு ஷராவானு குடங்களையும் தட்டுகளையும் அல்பானி அனல்பானி அனல்பானிச்ச மிருத்பாண்டானி சின்னதா சின்னதாக சின்னதானவையும் பெரிதான பெரிதாக இருக்கின்ற மிருத்து மண்ணினால ஆக்கப்பட்ட பாண்டங்களையும் பகுனி பகுவிதானி கரோதி பல வகைகளை பல விதத்தில் செய்கின்றார்கள் சரியா the potters make different types of vessels out of இது மட் ஓகேவா அதான் மேலும் கிராமிண ஜனாக கிரக உபயோகாய மிருத்பாண்டே மிருத்பாண்டான் ஏவ உபயுஜ்யந்தே உபயுஜ்யந்தே உபயுஞ்சதே உபயுஞ்சதே உபயுஞ்ச யுஜ்யந்தே தான் உபயுஜ்யதே சாரி ஆஹ் உபயுஜ்யதே சோ வந்து என்ன அப்படின்னா கிராமீணாக இதுக்கு வந்து ரூபம் பார்த்தேன்னா யுஜுங்கிறது தாத்து இது ஆத்மநேபதியில இருக்கு யுங்தே யுஞ்சாத்தே யுஞ்சத்தே சோ யுஞ்சத்தே தான் உங்களுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் சரியா கிராமீண கிராமீணாக ஜனாகா கிரக உபயோகாய மிருத்பாண்டானி ஏவ உபயுஞ்சதே அப்படின்னு வரணும் புக்ல தப்பா இருக்கு உம் சரியா மாத்திக்கிறேடா I'll tell you. No, I'll message you later. Okay, va. Next. ம் மேல படிங்க ம் புலால கும்பகார இது உச்சியந்தே இத்தியபி உச்சதே இத்தியபி உச்சதே உச்சந்தே இத்தியபி உச்சதே சோ உச்சியத்தைனா என்ன ஜனைகி அர்த்தம் மக்களால் சொல்லப்படுகிறது என்ன குலாலகன்னு சொன்ன பாட்டர்னு சொன்னேன் அவனுக்கு இன்னொன்னு பேர் என்னன்னா கும்பகாரக கும்பம் கரோதி இது கும்பகாரக யாரு வந்து அந்த கும்பத்தை பண்றானோ அவனுக்கு கும்பகாரன் பேரு அதர் நேம் ஆஃப் குலால இஸ் கும்பகாரம் சரியா நெக்ஸ்ட் படிங்க रजकः ग- गृहेभ्यः सर्वेषां मालिनानि वस्त्राणि मलिनानि। दौतानि மலினானி மலினானி मलिनानि ம். आ, வஸ்திராணி मलिन தௌதானி वस्त्राणि दौतानि कृत्वार्पय कृत्वार्पयति கிருத்வா அர்ப்பயதி ரஜகஹ ரஜகஹனா உங்களுக்கு வாஷர்மேன் அவன் என்ன பண்ணுவான் கிரகேபிய சர்வேஷாம் மலினானி வஸ்திராணி தௌதானி கிருத்வா அர்ப்பே அர்ப்பயதி சோ கிரகேபியா அர்ப்பயதி சர்வேஷாம்னா எல்லாருடைய மலினானினா அழுக்கு தர்ட்டி குளோத்ஸ் வஸ்திராணினா குளோத்ஸ் அத தௌதானி அப்படின்னா தோச்சி நல்ல ஃப்ரெஷ் குளோத்தா அர்ப்பயதி கிரகேபியா அர்ப்பயதி he gives to every house சரியா the washerman delivers the washes the, the dirty clothes and make them a new one and give it to houses சரியா அப்புறம் அஸ்திரதாவன கர்மணி நிரதா ரஜகாக அதுனா அதீவ நைபுண்யம் பிரதர்ஷயந்தி கிராமத்துல வெறும் அவன் வந்து துணி துவைக்கிறவன் மண்ணாங்காரன்னு சொல்லுவான் இப்போ வந்து பாருங்க இப்பவே இந்த இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா துணி துவைக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இங்க இங்க ஒரு கடை இருக்கு எங்க வீட்டுக்கு அத்துக்கிட்ட அங்க போனா ஃபுல்லா அவளை துவச்சி அயன் பண்ணி கொடுத்துருவான் சோ வஸ்திர தாவன கர்மணி நிரதாகா ரஜகாகா வஸ்திரம்னா க்ளோத்ஸ் தாவனம்னா துவைக்கிறது அந்த கர்மணி அந்த வேலையில் நிரதாகா ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ரஜகாக இந்த இந்த மென்னு அவ வந்து என்ன அப்படின்னா அதுனா அப்படின்னா நவுன்னு அர்த்தம் இப்பொழுதுன்னு அர்த்தம் நவுடேஸ் என்னன்னா அதீவ நைபுண்ணியம் பிரதர்ஷயந்தி தே ஷோ பிரதர்ஷயந்தினா ஷோ எக்ஸிபிட் நைபுண்ணியம்னா ஸ்கில் நவுடேஸ் ஓகே ஏன்னா அது வந்து வெறும் வண்ணாங்காரங்கிறது இல்ல இப்ப அதுலயே உங்களுக்கு வந்து ட்ரை கிளீனிங்னு வந்துருத்தோ சோ மெனி திங்ஸ் இல்லையா அததான் சொல்றோம் சரியா அடுத்தது நாபிதக ஷௌரம் கரோதி ஆஹ் நாபிதகனா உங்களுக்கு பார்பர் க்ஷௌரம்னா ஷேவ் பண்றது ஷேவ் பண்ணுவான் துனா நாபிதாக கேஷ பரிஷ்கரணே விவிதைஹி பரிகரைஹி கௌஷலம் பிரதர்ஷயந்தி ஆஹ் அதுனா இப்பொழுது இந்த காலகட்டத்துல நாபிதாகா அப்படின்னா பார்பர்ஸ் அதுதான் இப்போ வந்து பார்லர்னு வந்துருச்சு நாபிதாகா கேஷ பரிஷ்கரணே கேஷம்னா தலைமுடி பரிஷ்கரணம் அப்படின்னா அந்த ஹேர் கட்டுல விவிதையே பரிகரைகி with different type of methods சொல்லலாம் பரிகரம்னா ஒண்ணு மெட்டீரியல்ஸ் சொல்லிக்கலாம் இல்லைன்னா மெத்தட்ஸ் பலவிதமான மெத்தட்ஸ்ல கௌசலம் பிரதர்ஷயந்தி கௌசலம்னா அவளோட எக்ஸ்பர்டைஸ் அவளுடைய அந்த எக்ஸ்பர்ட் குவாலிட்டிய தே பிரசன்ட் தே ஷோ ஓகேவா நகரேஷு ரஜகாக வஸ்திரஷோ வஸ்திரஷோதநாகராணி நாபிதா கே ஸ்தாபயந்தி நகரேஷு சிட்டிஸ்ல கிராமத்துல வெறும் மண்ணாங்கார இதுன்னு சொல்லுவோம் தலைமுடி வெட்டுறவன் சொல்லுவோம் பட் நகரத்துல என்ன ரஜகாஹா இந்த வாஷம்மென் இருக்காளே அவ வந்து வஸ்திர சோதன ஆகாராணி ஆகாராணினா ஒரு ஒரு ஹவுஸ் மாதிரி கடை மாதிரி அந்த வஸ்திரம் லாண்ட்ரி லாண்ட்ரி கடை வச்சுக்கிறா நாபிதாகா இந்த இவா இருக்கா பாருங்க பார்பர்ஸ் இருக்காள அவ வந்து கேஷ அலங்கரண கிரகாணி அப்படின்னா பார்லர் சலூன் அந்த சலூன் எல்லாம் வச்சுட்டு இருக்கா ஸ்தாபயந்தினா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கா சோ ரஜகாகா ஸ்தாபயந்தி நகரேஷு ரஜகாகா வஸ்திரசோதன ஆகாராணி ஸ்தாபயந்தி அதே மாதிரி நாபிதாக நகரேஷு கேஷாலங்காரண கிரகாணிச்ச ஸ்தாபயந்தி சரியா இருக்கா அப்புறம் கிராமேஷு புனக सर्वत्र रचकस्य नाप नापितस्य च वृद्धिः अत्यन्तावश्यकी भवति ஆஹ் கிராமேஷு கிராமங்களிலும் புனக சர்வத்திர எல்லா இடத்துலயும் ஆஹ் ரஜகசிய நாபிதஸ்ய ச விருத்தி அத்தியந்த அவசியகி பவதி ரஜகன் அப்படின்னா அந்த வாஷர்மேன் பிளஸ் நாபிதன் இந்த பார்பர் இவனுடைய ஒர்க் வந்து ரொம்ப அத்தியந்த அவசியக்கினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா ம் வர்த்தினா ஒர்க் ம் ग्रामन्यायपालने अपराधिनां कुटुम्बानां विषये रचकना रचकनापितनिरोधः दण्ड दण्डो தண்டக விதியதே கிராம தண்டனை நியாய விதியதே. பாலனே கிராம நியாய பாலனைன்னா கோர்ட் கிராமத்துல இருக்கிற அந்த பஞ்சாயத்து இருக்கு பாருங்க அதுல அந்த நியாய பாலனே அந்த இடத்துல அபராதினாம் எந்த குடும்பத்துல வந்து தப்பு பண்ணிட்டாலோ அந்த குடும்பத்துக்கு என்ன அப்படின்னா தே cannot யூட்டிலைஸ் தி um, they get they cannot take the help from the washerman and the barber அது வந்து அவளுக்கு ஒரு பெரிய பனிஷ்மென்ட் தலைமுடி வெட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா வெளியூர் போறதுக்கு சிட்டி போய் ஹேர் கட் பண்ணிட்டு வருவா இல்ல இல்ல சோ அது வந்து ஒரு பெரிய பனிஷ்மென்ட் அவளுக்கு சோ கிராம நியாய பாலனே இன் தி வில்லேஜ் கோர்ட்டு அபராதினாம் குடும்பானாம் ஃபேமிலி தட் கமிட்டட் மிஸ்டேக்ஸ் அவளுக்கு அவளுடைய விஷயே அவள் அவளுடைய அந்த அந்த அந்த இதுல விஷயத்துல Raja, Rajaka Napita Nirodha Dandaha Nidiyate. They cannot utilize, they cannot the help take the help from a, a washerman and a barber. That is the punishment given to the family. புரியுறதா அயமேகோ பகிஷ்காரா பிரகாரா ah this is this is a type of பகிஷ்காரா அப்படின்னா தள்ளி வைக்கிறதுன்னு அர்த்தம் அவளை தள்ளி வைக்கிற டைப் பிரகாரம்னா it's a type of keeping them away from the community புரியுறதா பகிஷ்காரக அப்படின்னாலே வெளில துரத்துறதுன்னு அர்த்தம் ஸோ அயம் ஏகக பகிஷ்கார பிரகாரக this is the method is a type of keeping them away from the other people keeping them away from the village. See, if, if they are not able to uh, utilize the basic need, how can they survive in a place? Yeah. That is the punishment given to them. Apra. Loha karaha, loha karma karoti. உம் லோகக்காரக அப்படிங்கிறது உங்களுக்கு பிளாக் ஸ்மித் அவன் வந்து லோக கர்மா பண்ணுவான் அதுக்கப்புறம் தக்ஷக தாரு கர்மா கரோதி தக்ஷகனா கார்பெண்டர் தாருன்னா கட்டை அந்த வுட்டை கட் பண்றதால ஒர்க்க பண்ணுவான் அப்புறம் ஸ்வர்ணக்காரக ஸ்வர்ணேன ரஜதேனச்ச பகுவிதானி ஆபரணானி கரோதி ஸ்வர்ணகாரகனா கோல்டு ஸ்மித் ஸ்வர்ணேன கோல்டுனாலையும் ரஜதம்னா சில்வர் சில்வர்னாலையும் பகுவிதானி ஆபரணானி கரோதி he makes different type of jewels, jewelries with the use of, uh, by using with uh, gold and silver. Rajatamna silver only. சரியா? ம். தந்துவாயக தந்துபிகி பட்டான் நானாவிதானி வஸ்திராணி வயதே வயதி ஆஹ் தந்துவாயக அப்படிங்கிறது வீவர் தந்துனா உங்களுக்கு நூலுன்னு அர்த்தம் த்ரெட்டு தான் தந்து சரியா தந்துவாயக அப்படின்னா யாரு வந்து தந்துன்னு வயதி தந்துவாயக தந்துவை வச்சு நூலை வச்சுன்னு வீவ் பண்றாளோ அவனுக்கு வீவர்னு பேரு தந்துபிகி with the help of threads பட்டானு பட்டஹானா உங்களுக்கு கிளாத் கிளோத்ஸையும் நானாவிதானி வஸ்திராணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளோத்ஸையும் வயதி weaves so weaver with the help of thread makes different type of clothes and and he also weaves இது கிளோத் அதுக்கப்புறம் एते सर्वे वृत्तिकाराः सार्वजनिकजीवन जीवन उपयोगिनो भवन्ति Ah, ஏதே சர்வே விருத்திகாராக all these type of workers சார்வஜனிக ஜீவன யுப்- உபயோகினः பவந்தி சார்வஜனிகாக அப்படின்னா யூனிவர்சலா எல்லாருடைய லைஃபுக்கும் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து துணியே தைக்க முடியாது அப்படின்னா without we need the help of a weaver அதே மாதிரி we need ornaments we need the help of a goldsmith we need to wash கிளோத்ஸ்னா ரஜகன் வேணும் கார்பெண்டரி ஒர்க் பண்றதுக்கு ஒரு கார்பெண்டர் வேணும் வசல்ஸ் வேணும்னா ஒரு குலாலன் வேணும் வாட்டர் வேணும் ஸோ சார்வஜனிக ஜீவன உபயோக உபயோகினா பவந்தி so these workers are helpful to every one சரிங்களா